சிறுமையங்குடியில் ரெஜினா மேரிங்கிறவங்கள பற்றி நான் சொல்கிறேன் அவங்க வந்து அந்த அந்த ஊரில் இருக்கிற எல்லா மக்களும் கிறிஸ்டின் தலித் பீப்புள் அங்கே முத முத நாங்கள் போயிட்டுருக்கப்போ அங்கே போனப்போ அவங்க எல்லாருமே மற்றவங்களுக்கு வந்து லேண்ட்லார்ட்ஸுக்கு அந்த ஊரில் நிறையா பேர் இருந்தாங்க இவங்க அந்த தலித் பீப்புள் எல்லாருமே அவங்கள்ட்ட போய் வேலை செஞ்சுக்கிட்டு கூலி தொலை அக்ரிகல்ச்சர் கூலியாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அப்புறம் நாங்கள் பார்த்ததுக்கு பிறகு அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அவேர்னஸ் கொடுத்தோம் அவேர்னஸ் கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அவங்கள வந்து court hearing first revolving fund மூலியமாக பண்ணோம் அதன் பிறகு கொஞ்ச நாள் கழித்து மில்ச் அனிமல்ஸ் வாங்கி கொடுத்தோம் அதுவும் வந்து ரிவால்விங் ஃபண்டு தான் அவங்க ஒரு த்ரீ டைம்ஸ் வந்து மில்ச் அனிமல்ஸ் அவங்க மூலியமாக அவங்க பயனடைஞ்சாங்க அதன் பிறகு வந்து அவங்க என்ன பண்ணாங்க ஓரளவுக்கு ஃபினான்சியலாக அவங்களுடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் வந்து கொஞ்சம் முறையாக ஆச்சு அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணாங்க லேண்ட் ஓனர்ஸ்ட்லேருந்து கொஞ்சம் லேண்டை இவங்களே ரெண்ட்டுக்கு வாங்கி இவங்க வந்து அக்ரிகல்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க இப்போ வந்து அதுக்கப்புறம் ஹவுசிங் வந்து ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் மூலியமாக அவங்களுக்கு கிடச்சிச்சு அதை வந்து அவங்களால செய்கிறதுக்கு போதிய பண வசதி இல்லை அப்போ சிடபிள்யூ வந்து ஒவ்வொரு வீட்டுக்கும் ஐம்பதாயிரம் கொடுத்தோம் கொடுத்து அவங்க ஓரளவுக்கு வீட்டை நல்லபடியாக கட்டி முடித்தாங்க இன்றைக்கி அவங்க ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்லேயும் எல்லாத்துலேயும் நல்லபடியாக இருக்காங்க அவங்க பிள்ளைங்களை படிக்க வச்சு பிள்ளைங்களாம் நல்லபடியாக படிச்சிருக்காங்க இந்த சிறுமையுடையில் இருக்க இந்த ரெஜினா மேரியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ரெண்டு பையனுங்க ரெண்டு பையன்களையும் படிக்க வச்சுருக்காங்க ப்ரைவேட்டில் பையனுங்க வேலை செய்கிறாங்க இன்றைக்கி அந்த ஊரில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாருமே இன்றைக்கி நல்லா இருக்காங்க ஓகே தேங்க்யூ